உலக சினிமா வரலாற்றில் முதல் முறையாக முற்றிலும் மாறுபட்ட அவ்வளோ பில்டப்லாம் வேணாம் ஒரு லோக்கல் பையனுக்கும் அக்ரகாரத்து பொண்ணுக்கும் நடக்கிற ஒரு கலாச்சலான லவ் ஸ்டோரி தான் இது மாலை நேர மல்லிப்பூ மல்லிப்பூ அப்பாயில் சாப்பிட்டு தன் காதலை நிரூபிக்கும் அக்ரகாரத்து மாமி மயங்கி விழுவது மாமியின் தோப்பனார் மல்லிப்பூ மல்லிப்பூ காதலுக்காக தன் குடும்பத்தையே உதறி தள்ளிய புரட்சி நாயகன் உன்னை கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து படிக்க வச்ச இந்த அப்பா உனக்கு தெரியல தெரியல டேய் திரும்பினிக்கிறாருமா வெறுப்பத்திரியா ஊட்ட விட்டு வெளியே போடா குற்றவாளிகளை குறிவைத்து பிடிக்கும் பேட் பேட் ஜெயராமன் அந்த ஆள் என்னதான் கேள்வியை மாத்தி மாத்தி கேட்டாலும் ஒரே மாதிரி தான் பதில் சொல்லணும் பாபநாச படம் பாத்தீங்களா நான் எங்க பார்த்தேன் என்னதான் விட்டு போயிட்டீங்களே மைக்கேல் ஜாக்சனையே மிஞ்சும் நடனம் பல்லு பறக்கும் சண்டை காட்சிகள் தயிர் சாதமே அஞ்சு வகை பண்ணுவேன் கறி குழம்புல எலும்பு உன் கதையே வேணா கலம்பு கரும்பு இன்னும் பல பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த திரைப்படம் ஏ ஒன் தம்பி சிறப்பா செஞ்சிருக்கீங்க டேய் பாடு சார் நான் பாடுவேன் ஆனா வாய் சரியா இருக்கா சார் மாலை நேர மல்லிப்பூ மல்லிப்பூ தகதிமிதம்